சொல்றது அந்த வார்த்தை தான் அழகு தேவை இல்லை சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி அழகா போயிட்டு அழகா இல்ல அழகா படம் பார்க்காம போயிட்டு போறாங்க படம் பார்க்க ஓடி ஓடி சீக்கிரம் முடி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கணும் முடி எல்லாம் பாரு எல்லாம் ரெடி பண்ணு ஆ போ போ போ எங்க அம்மாவுக்கும் திருப்பூர் குமரன் சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எங்க அம்மா சொல்ல போனா இந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கிறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க எங்க அம்மான்னு தான் நான் சொல்லுவேன் எங்க அம்மா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இதுவரை எங்க கிட்ட நான் சொன்னது கிடையாது அதை நன்றி அம்மா பாசம் மிக்க அழகில்லாத அந்த பெண்மணி அழகோடு வாழ்ந்து நல்ல படங்கள் நடி நீ அழகாக இருக்க அம்மாவை அசிங்கப்படுத்தாத அம்மாவும் அசிங்கமாக நல்லா இருக்காங்க ஒன்றும் இல்லை நான் எதுக்காக வந்தேன்னா நம்முடைய டைரக்டர் கலைஞரின் சிஷ்யன் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை எடுத்துகிட்டு போங்க டிக்கெட் விலையை குறைக்க சொல்லுங்கள் தேட்டரில் பட இந்த மாதிரி படங்கள்லாம் போடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினை சந்தித்து நான் மனு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எட்டு பர்சன்ட் வரியை குறைங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எட்டு பர்சன்ட் வரி இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தாறு பர்சன்ட் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அது போன முறை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்த சிஎம் போட்டது அப்போ நம்ம எடுத்துடணும் அப்புறம் சின்ன சின்ன தேட்டர் தமிழக முதல்வருக்கு இது வேண்டுகோள் இந்த பெரிய தேட்டர் எங்களுக்கு வேண்டாம் சின்ன சின்னத்தை நூற்றம்பது பேர் இரநூறு பேருக்குள்ளே பார்க்குற மாதிரி ஒரு சின்ன காம்பாக்டாக ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலையும் கட்டி கொடுங்க சின்ன படங்கள்லாம் அதில் ரிலீஸ் ஆகட்டும் ஏழை மக்கள் முப்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா குடும்பத்தோடு வருவாங்க அப்போ சின்ன படங்களும் பெரிய படங்களாகும் என்பதை மாண்பு தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளை வைத்து இன்னும் ஒரு மூணு வாரத்தில் ஐயாவை சந்திக்க போகிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இது நிறைவேறும்னு உங்களுக்காக சொல்லிக்கிறேன் நன்றி